எங்கள் ஊரோட திருவிழா இன்றைக்கி இரண்டாவது நாளாக வெற்றிகரமாக தொடர்ந்து சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறதுங்க முதல் நாள் திருவிழாவை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் வீடியோவை அப்லோட் பண்ணியிருக்கேன் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே இந்த இரண்டாம் நாள் திருவிழாவில் என்னென்ன நிகழ்வுகள் நடந்துச்சுன்றதை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே நாம் இந்த வீடியோவில் மொதல் பார்க்க போகிறது முளைப்பாரி திருவிழா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த முளைப்பாரி திருவிழா எதுக்காக கொண்டாடப்படுறதுன்னா இந்த முளைப்பாரி எவ்வளோ உயரமாக வளருதோ அந்த அளவுக்கு நம்ம ஊரோட வளர்ச்சியும் செல்வமும் உயரமாக வளரும்ன்றது தாங்க இந்த ஊரோட ஐதீகம் முளைப்பாரி கொண்டு வர நிகழ்வு முடிஞ்சதும் சாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அதாவது சாமிக்கு தாலி கட்டுவாங்க சாமிக்கு தாலி கட்டின நிகழ்வுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம் எங்கள் ஊர் பெண்களுக்காகவே பிரத்யே பிரத்யேகமாக நிகழ்த்தப்பட்ட இந்த திருவிழாவுக்கு பேர் தாங்க விளக்கு பூஜை இந்த விளக்கு பூஜையில் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை கல்யாணம் பெண்களும் கல்யாணம் ஆகாத பெண்களும் யார் வேணாலும் கலந்துக்கலாங்க ஓம் விசலந்து தனியஸ்தீனவர் ஓம் விளக்கு பூஜை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சத்தம் என்னடான்னு பார்த்தா அங்கே செதர் தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாங்க செதர் தேங்காய் உடைக்கிறத பார்த்துட்டு அடுத்தது நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான இடத்துக்கு தாங்க அன்னதானம் போடுற இடத்துக்குங்க இந்த இரவு நேரத்தில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அன்னதானம் தக்காளி சாதங்க இந்த இரவு நேரத்தில் நம்மளுக்கு அன்னதானம் வழங்கிய பக்தர்களுக்கு நன்றி சொல்லி நாமளும் அந்த அன்னதானத்தை வாங்கி சாப்பிட்டாச்சுங்க எங்கள் ஊரோட திருவிழா பற்றின டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க